அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகுகேது பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி ராகுகேது பயிற்சி ஆகுதுங்க செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி ராகுகேது பயிற்சி ஆகுது இப்போ கும்ப ராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோங்க கும்ப இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கடந்த இரண்டு ஆண்டுகளா எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நான்காம் இடத்துக்கு வராரு கேது பகவான் பத்தாம் பதினோராம் இடத்துல இருக்க கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வர போறாரு அதாவது மிதன வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷப வீட்டுக்கும் தனுசு வீட்டுல இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சிக வீட்டுக்கும் வராரு அப்ப கும்ப வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் நான்காம் இடம் நான்காம் இடம் என்றது சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் எல்லாம் நீங்கள் மாற்றக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாகவும் இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்துல கேது பகவான் இப்போ வர்றதுனால தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கு ஆனா சுப செலவுகளா பண்ணிக்கோங்க செலவுகள் அதிகரிக்கும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவா பண்ணிக்கோங்க அது வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஜுவல் வாங்கி வைங்க இதெல்லாம் வந்து சுப செலவுகளாக நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வண்டி வாகனம் கூட நீங்கள் வாங்கலாம் தப்பு இல்லை அந்த யோகம்லாம் இருக்குது அடுத்தது உங்களுக்கு தாய் வழி உறவு உறவு வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்காது பிரச்சனைகள் நீடிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாயே வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்க மாதிரி இந்த கும்பராசிக்கு வந்து தாய் வந்து பகையாக இருப்பாங்க ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆனால் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் தாய்க்கும் மகனுக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதனால் நீங்கள் எதுவும் பேச வேணாம் அமைதியாக போயிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தாய் வழி உறவும் சரியாக இருக்காது இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும் எதனால் பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னு யோசிச்சிங்க இப்படிதான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் கூட இருக்கும்போது அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலை பாதிக்கும் அம்மாவுக்கு உடல்நிலை அதிகமாக பாதிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக அம்மாவை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கும்பராசியோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கூட இருந்தால் தான் அந்த பாதிப்பு அதிகரிக்கும் டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மனக்கசப்பு அவங்களால வந்து மனக்கசப்பு ஏற்படும் மன சங்கடங்கள் உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும் அதனால் நீங்கள் தூரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு உடல் உபாதைகள் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதிகம் நீங்கள் பேச வேணாம் அனுசரித்து போயிடுங்க கும்பராசிக்காரங்க அடுத்து ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லாங்க ரொம்ப அமோகமாக இருக்குது கும்பராசிக்கு வந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாங்க அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அதிகமாக நீங்கள் பண்ணணும் இந்த டைமில் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் வழியாக பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள் அதனால் அவசரப்பட வேணாம் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்கணுமா இறங்கக்கூடாதா ஒரு பார்ட்னர்ஷிப் வழியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சில சின்ன ப்ராப்ளம்கள் கண்டிப்பாக வரும் அதில் ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசனை பண்ணுங்கள் தனிமையில் இருக்கும்போது யோசிங்க யோசிக்கும் போது ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு தோணும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவிடுங்க உடனே மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்த உடனே அது முடிவெடுக்க வேணாம் ஏன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க கும்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம் நல்லா பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் சாதுரியமான பேச்சு நடை பார்த்தீங்கன்னா அட்டகாசமான நடை இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே இருக்குது சாதுரியமாக தான் இருப்பீங்க நீங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் செலவுகள் பணம் இருந்தது அப்படின்னா சுப செலவாக தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க ஏன்னா பணம் விரையும் ஏற்படும் உங்களுக்கு கூட உடல் உபாதைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால் சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க கோயிலுக்கு நிறைய செலவு பண்ணுங்க சாமிக்கு செலவு பண்ணுங்க ஏன்னா இப்போ இந்த டைமில் கொரோனா டைமில் எங்கேயும் நம்ம வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது ஒன்று நன்கொடை கொடுத்துட்டு வாங்க ஆனால் ரொம்ப அது வந்து உங்களை மேன்மையை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து தாய் வழி உறவுல பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ தாய் வழி உறவுல சித்தி பெரியம்மா எல்லாமா இந்த மாதிரி இருப்பாங்க அப்பா மாமா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க கிட்டலாம் சின்ன வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எதுவுமே யார்கிட்டையும் பேச வேணாம் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது கண்டிப்பாக நல்ல விஷயமே நடக்கும் இந்த ராகுகீது பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது வரக்கூடிய ச சனி பயிற்சியும் நல்லா இருக்குது திருக்கணிதப்படி போன வருஷமே மாறிட்டாரு வாக்கியப்படி வர டிசம்பர் மாதம் மாறுறாரு சனி பகவான் அப்போ தன் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெறும்போது ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது அது ஒரு பெரிய இது சரியாக சாப்பிட மாட்டீங்க சரியாக தூங்க மாட்டீங்க ஏதோ பிஸ்னஸை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க கண்டிப்பாக வந்து அந்த யோசனைக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் நல்லபடியாக தூங்குங்க ஏன்னா அயனசைன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு இப்போ திருக்கணிதப்படி வந்துட்டாரு வாக்கியப்படி மாற போறாரு அப்போ நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்காது ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க மெடிடேஷன் தியானம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அதனால சனி பன்னெண்டாம இருக்கிறதுனால பயப்பட தேவையில்ல அடுத்து சனி சனி பயிற்சி ஆகுது அப்போ சனி பயிற்சியிலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ராசிநாதனே வரதுனால உங்களுக்கு அமோகமாக இருக்குது அதனால் நீங்கள் எந்த விதமான பயப்படவும் நீங்கள் தேவையில்லை ஏழரை சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு நன்மை தான் ராகுக்கெது பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கும் அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதனால் மெடிசன் செலவு விரையன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி மெடிசன் செலவு அதிகமாக இருக்கும் அதனால் சுப விரயங்களாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷனில் உட்காருங்க நிம்மதியாக தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க இதுலேயே எந்த விதமான நோய்களும் வராது இது கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும் இந்த பீரியட்னால அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் கும்பராசிக்கு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்குது அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க என்னடா லாபஸ்தானம் பதினொன்னு கூடிய லாபஸ்தானாதிபதி தன் வீட்டில் இப்போ ஆட்சி பெற்றிருக்காரு குரு பகவான் அப்போ இரண்டாம் தனஸ்தானாதிபதியும் அவர் தான் பதினொன்று கூடியவன் அவர் தான் இப்போ கடந்த இரண்டு வருடமாக உங்களுக்கு வந்து அட்டகாசமாக இருந்திருக்கும் ஃபுல்லாக பணவரவு நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாம் தொகை வந்திருக்கும் ஏன்னா பதினொன்று கூடையவனும் ஆச்சு இரண்டாம் தனஸ்தானத்துக்குடையவனும் ஆச்சு அப்போ ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு இருந்திருக்கும் நல்ல வருமானம் ஈட்டிருப்பீங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க அது வந்து சுப திசையாக இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து சுபகாரகனே திசையாக வந்திருக்கும் போது இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இப்போ கோச்சாரப்படி மாறி இருக்கிறதுனால கடந்த இரண்டு வருடமாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஏன்னா குரு தன் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு இரண்டு கூடை தனஸ்தானாதிபதியும் அவரு தான் இப்போ அடுத்த கட்டம் நவம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆகுது அப்போ இரண்டு கோடி தனஸ்தானாதிபதி போய் பதினான்காம் இடத்துல போய் நீச்சம் அப்போ கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் பண வரவு வந்துட்டு இருக்கும் தொழில் புதுசாக செய்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண வேணாம் பண்ணினீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதனால் இரண்டாம் இட பதினொன்று பதினொன்றுக்குடைய லாபஸ்தானாதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல போய் நீச்சம் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த டைம்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அதிகமாக எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நல்லா இருக்கு நான் சொல்றது வந்து குரு பயிற்சி வந்து முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன் சனி பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு இது கவலையே நீங்க பட தேவையில்ல சனி பயிற்சி இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நல்லா இருக்கு ராகுகேது பயிற்சி நல்லா இருக்கு குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தது உங்களுக்கு ஒரு பரிகாரமா நான் போட்டு விடுறேன் நீங்க அதை பண்ணுங்க ஆனா இப்போதைக்கு தியானம் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மன நிம்மதி மன அமைதி வேணும் அதனால அதுக்கு அதுக்கு என்ன வழியோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நீங்க பண்ண ஆரம்பிங்க கும்பராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்